நடிகர் அஜித் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான பாகாவில் கையில் தேசிய கொடியுடன் நிற்கும் போட்டோ இணையத்தை கலக்கி வருகிறது தமிழ் சினிமாவின் டாப் நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் அஜித் சினிமா துறையில் கோடிகளில் பிசினஸ் கொடுக்கும் அஜித் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் கொண்டுள்ளார் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருக்கும் அஜித்துக்காக சமூக வலைதளங்களில் சண்டை போட்டுக்கொள்ளும் ரசிகர்கள் ஏராளம் அஜித் குறித்து ஏதாவது ஒரு தகவல் கசிந்தால் போதும் சமூக வலைதளங்களில் அதனை டென்டாக்கி ட்விட்டரை விட்டு வருகின்றனர் அவரது ரசிகர்கள் இதனால் கடந்த சில ஆண்டுகளாக ட்விட்டரில் அதிகம் ட்ரெண்டானவர்களின் பட்டியலில் அஜித்தின் பெயர் டாப்பில் இடம்பெற்று வருகிறது நடிகர் அஜித் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் வலிமை படத்தில் நடித்துள்ளார் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளரும் நடிகை ஸ்ரீதேவியின் கணவருமான போனி கபூர் இந்த படத்தை தயாரித்து வருகிறார் ஏற்கனவே அஜித் எச் வினோத் கூட்டணியில் மேற்கொண்ட பார்வை படத்தை தயாரித்து இருந்தார் போனி கபூர் வலிமை திரைப்படத்தில் உமா குரேஷி கார்த்திகேயா யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் வலிமை திரைப்படம் ஃபேமிலி பேக்டு ஆக்ஷன் படமாக உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது வரும் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளுக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வலிமை படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தது முதல் நடிகர் அஜித் வட மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே தாஜ் மகாலின் முன்பு அஜித் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் இணையத்தில் வைரலானது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகா எல்லைக்கு பைக்கில் பயணம் செய்து இருக்கிறார் நடிகர் அஜித் எல்லையில் இருக்கும் இராணுவ வீரர்களுடன் அஜித் உற்சாகமுடன் உரையாடி அவர்களுடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார் மேலும் தேசிய கொடியுடன் பாகா எல்லையில் அஜித்திற்கும் புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது